Video six Seaside Fish Processing ar naga fishing ar naga training module inu ulubet naga muburi inu selam ngai mam muburi kara wa ara muburi fillet mum ge skin mum abang adre malamya kara skin mum ki keep naram cool adre adre ara muburi punban pre tena bridam gogoji inu ti inu wa bara muburi inu mada inu fillet amda skinum amda selam nibu dagore yedbluwa pakana dakul nyara muburi dakul nyara muburi gi ini bubuni angari salam ngay mara muburi chek nara era nara bubuni bijara amda angara gil amda en galo era yuru mara muburi amda bubuni smell ara inu mamle ni salam ngay muburi ora ngara ka mara muburi yurune jo angara bubuni em kare nu kare ngawa ka bi winga ki nga mari nga angari salamam ki ura dewi per mara ka shop ura mamle ara cold chain karang awa ara mubure angarang nga wandri bokana ki nga bambu ka bara ice slurry kugone with ice cherwe karang awa ara ab ngara ka mure karang asalam naji karam filatum inyangare ara umamle PPE ara fu work with nimna ka mubru ara nga worm club apron hair net amda mudamne fu karma bangala molapa kar bagana nibri work kabanjala area tanga nimna wo mora tritaji namda sanitizer karin boundary ara mubru ara work nibri mudara mubru ara ilade ap truven ara ilade ap arna pir ara rules inu adren nibdawrna Take up di kabi wakram ka mubur industry rawrun urlame by accident. Inga bidi gari warun urlame urakal warun nyone ika bri ura ura olam mara nyone ilade kabi nyone ika. Ar bubun len mara mini kari ishum ngam na problem. Pir gadri ngam lame ngalame. Mara ara inu rarwa na po ara job. Mara keep mara na drone. Karma bara na kabi holster or pouch. Karam gabara table in gala wobblen. I'm the clean one or a table. Is mara PPE, neji gloves, apron, I'm the shoes, younger. In a bali are a lady, other in other in Batangare a bali. Other alum knife with Mna Mubure, Pirara probably in Portnara. Ara, Ara Bubunua are in Kavangaring or Kara Filatum probably. Karen Barnara Mubure, Kavi Ingreka Bunga, Dorn, Kira from Bunga to Angara Dora. karen boru ara mubure fola da mara ngara backbone rara to ngara dora kar pasha ngara biribira ara ilare dawru ni ilare ka bara ilare ka bara mubure ngara bodga ba ki fola da mara ka backbone rara to ngara dora ara uru mamle filet kabara bunda ab dawru nara ilare ka bunda radru ka bangara pinne backbone ngara bota ngara ribbon anwa ki kar wan sat nu bor ne anwa obadagam anwa dagam semwe at the side ju bokonyara kana gitini kare igawrnare numna mubure eh, warranare dini kare ko binga bengire wi kebul damwe pirare elare khore mo usle pam gajla kare in kare in borne mubure kare shabna milare u blair karm dam jilamya adri adri deka ingire kare shabna marne vilare wi dam wi are dam cloth underneath kare in borne board pri arwi slad damwe வீதாருண ஆர முபுர திகுமர மார முபுர கி வி கரம்டம் மம்மன மம்மன கீத மம்மன சேம் நஜி பிலட்டும் நம்பும் முபுரு மர ஈசுமாஜும் ஞானு இலரு வி போலடம் மார ஸ்டெப் நகனி கரம் ஆறு நேர ஆர முபுர பூசலம் வி ஆளுமட மார டோழா கர பிலட்டும் நம்பும் கீ தகம் கிஜினி கர கப்பாங்கர புடுகாப்பா கப்பாங்கர டோழா ku tamgu naib garam bu ki polmunda mangara mubra bek ki tamgu ara naib ila de gara prefera ka mangara mubra amda bunga ba fu filadum gara nimbu ara filet tamgu ga be clear wrap o tamgu ga be plastic bag tamgu ga ngila bidera o ga be cool room o ga be under 4 degrees kifunda mangila e area pubune ka apo asimunda mangila e work karen bokba clean damgi sanitize angila e area We we talk about amara cold chain. Amda mubru mara mugu kare irvunu. Amda bobune. We waja mara na ke periya doa bet na ke.